நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கிராக்கர்ஸ் அன்பாக்சிங் ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுக்க டூ மந்த்ஸ் ஆச்சு இது வீடியோ எடுக்கல டூ பாக்ஸ் வந்துச்சு இது ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நைட் ஷாட் ஒரு பாக்ஸ் மட்டும் இது கிராக் மார்னிங் கிராக்கர்ஸ் ஸோ இதை வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம் இது என்ன வெப்சைட்னா கண்ணன் கிராக்கர்ஸ்னு ஒரு வெப்சைட் தீபாவளி டைமில் மட்டும் எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மிச்ச டைம்லலாம் sixty percent discount three sixty four three sixty five days open the shop so flower pot five ஷே பன்னெண்டு cm electric sparklers. 100 DLX. So night shot, 3 pieces. So right shot. Three piece இருக்குது ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு ஸோ அதுலேயே ஒன் டென்னுக்கு த்ரீ பீசஸ் உள்ள நைட் ஷாட் இருக்குன்னு so red colour night shot and then mature same so three night chopped so இன்னைக்கு நைட் இந்த கிராக்கர்ஸ்னால் நாங்கள் பஸ் பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ ஃப்ளவர் பாட் இது சாஞ்சிச்சுன்னா வெடிச்சிடும் அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க இந்த ஃப்ளவர் பாட்லாம் ஸோ குர்குரே ஃப்ளவர் பாட் தான் இதுவும் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு நைட் நாங்கள் ஃபஸ்ட் பண்ணி காமிக்க போகிறோம் ஸோ பென்சில் ஒன் தேர்ட்டி இந்த ஒரு பென்சில் த்ரீ பீசஸ் இருக்கும் தென் நைட் ஷாப் ஸோ இந்த நைட் ஷர்ட் ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு பீஸ் தான் ஸோ நைட் ஷர்ட் இந்த நைட் ஷர்ட்டில் காமிச்சது எல்லாம் ரொம்ப ஹைட் போய் நல்லா டிசைனு ரொம்ப ஹைட்டு பயங்கரமாக வெடிச்சிச்சு இது கம்மி மத்தாப்பு ரெண்டு flower pot big size so இந்த சைஸை காமிக்க போகிறோம் photo flash five pieces forty rupees தான் ஸோ ஆட்டோபாம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஸோ ஆட்டோபாம் சைஸ் இது மீடியம் டென் பீசஸ் இருக்குது ஒரு பாக்ஸ்க்குள்ளே இது மீடியம் சைஸ் இன்னும் பிக் சைஸ்லாம் இருக்குது எல்லாத்தையும் நான் இன்றைக்கி நைட் பஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் வாடா ஃபோர் பீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டூ எடுத்துட்டேன் ட்ரையல் பார்க்க இன்னும் டூ இருக்குது ஸோ இதுவும் ஃப்ளவர் பாக் தான் ஒன் ட்ரையல் பார்க்க வெடித்தேன் இன்னும் ஒரு சைஸ் பாருங்கள் இது one twenty rupees Kannan crackers so இதுவும் ஃப்ளவர் பாத் தான் golden colour seven shot ten pieces இருக்கிறது ஒரு பாக்ஸ் ஸோ செம்ம பேக்கிங் வேறு இல்லை திறக்கவே கஷ்டமாக இருக்குது so seven shot ten pieces உள்ளது ஸோ ஹோல்ஸ் பற்ற எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கும் ரொம்ப அடியிலேருந்து சின்னதாக தான் போகும் ஆனால் ஃபுல்லாக பேக்கிங் நல்ல பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க சுற்றி செலவட்டை போட்டு என்ன தான் பண்ணாலும் எடுக்கவே முடியாத மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் வாலா ஸோ இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இதோட ப்ரைஸ் சிக்ஸ்டி ருபீஸ் தான் இந்த த்ரீ ஹண்ட்ரட் வாலாவோடது ஸோ ஹண்ட்ரட் தௌசண்ட் வாலா இது ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மறக்காமல் வாங்குறதுனா கண்ணன் கிராக்கர்ஸ் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் பியூர் குவாலிட்டி பத்து cm electric sparklers so mini flower pot so இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் mini flower pot so atom bomb so இதோட சைஸ் வந்து பாருங்களேன் எந்த சைஸுன்னு பாருங்க ஸோ இது ஒரு சைஸ் இதோட பெருசு இருக்கு ஆட்டோ அதோட ரொம்ப பெரிய சைஸ் இது ப்ரைஸே வெறும் நைன்ட்டி ருபீஸ் தான் குவாலிட்டியும் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்கு so flower pot fountain Tom and Jerry same flower pot five colours flower pot இதுவும் ஃப்ளவர் பாட் தான் So peacock. So peacock. So five five sides. Hundred rupees now. Connect crackers. So இது five piece வந்துச்சு three வெடிச்சாச்சு வச்சாச்சு so இங்கேயே பற்றி காமிச்சிடலாமா வேணாம் இல்லை night maximum colour sparklers Power Rangers flower pot five pieces one five தான் one two three four five இந்த இடத்துல ஃபுல்லாக அட்டையை வச்சு வச்சுருக்காங்க டூ ஹண்ட்ரட் வா டூ டூ தௌசண்ட் வாலா ஸோ இதோட price two hundred same flower pot தான் இதுவும் ஸோ இதுவும் ஒரு விதம் ஃப்ளவர் பாட் இந்த இடத்துல பற்ற வைக்கிற மாதிரி வருது ஸோ பவுடர் ஸோ ஒரு பாக்ஸ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் பாக்ஸ் சேம் அதோட ஃப்ளவர் பொறுத்து ஷார்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பத்து பீஸ் இருக்குது குவாலிட்டியும் ஒரு வேறு லெவலில் இருக்குது கிட்கேட் அஞ்சு பீஸ் தான் ஆனால் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அஞ்சு பீஸ் கிடைக்குது இது புஷ்ஷோன்னா ஐம்பது ரூபா தான் டுவெண்ட்டி ஃபோர் டிஎல்எக்ஸ் ரூபா பத்து பீஸ் கிடைக்குது ஸோ ஒரு பீஸ் வச்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வரி பிஜிலி குவாலிட்டியும் வேறு லெவல் ப்ரைஸும் கம்மி தான் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஸோ மாத்திரை ஸோ மாத்திரை பத்து பீஸ் ஐம்பது ரூபா லட்சுமி நாற்பது அறுபது ரூபா தான் ஸோ லட்சுமி பத்து பீஸ் அறுபது ரூபா தான் மூன்று இன்ச்சானும் குருவி டுவெண்ட்டி இருபத்தஞ்சு பீஸ் இருக்குது நூறுரூவா ஸோ பட்டர்ஃப்ளை உள்ளே ஒன்றும் இருக்காது ஏன்னா பாதி வெடித்து முடிச்சாச்சு பத்து பீஸ் வந்துச்சு வெறும் எட் எண்பது ரூபாய்க்கு பட்டர்ஃப்ளை இதான் நம்மளுக்கு மெயில் பண்ணாங்க மெயில் பண்ணதுக்கு அட்ரஸ் எல்லாம் போட்டுருந்துச்சு ஸோ தேங்க்யூ வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் இதெல்லாம் இன்னைக்கு நைட்டே நான் பஸ் பண்ணி காமிக்க போகிறேன்